ஓட்டப்பிடாரம் அருகே விளக்கு முறத்தால் அடிக்க முயன்ற பெண்ணை கொலை செய்த சம்பவம் பெரும்பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள தெற்கு ஆவாரங்காடு கிராமத்தைச் சேர்ந்த பச்சைக்கனி இவரது மனைவி முத்துலட்சுமி இவர்களுக்கும் பக்கத்து வீட்டை சேர்ந்த ராமர் என்பவருக்கும் இடையே சில மாதங்களாக பொதுச்சுவர் பிரச்சினை இருந்து வந்துள்ளது இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை வழக்கு போல் முத்துலட்சுமி தனது வீட்டு வாசல் முன்பு சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த ராமருக்கும் முத்துலட்சுமிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த ராமர் தனது கையில் மறைத்து வைத்து இருந்த கத்தியால் சரமாரியாக முத்துலட்சுமியை வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டார் இதில் முத்துலட்சுமி படுகாயமடைந்து சம்பவ இடத்திலே துடிதுடித்து இறந்து போனார் இச்சம்பவம் குறித்து அக்கம் பக்கத்தினர் ஓட்டப்பிடாரம் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் இச்சம்பவம் குறித்து ஒட்டப்பிடாரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள வெள்ளாரம் கிராமத்தில் பதுங்கியிருந்த ராமரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் அப்போது போலீசாரிடம் கொடுத்த வாக்குமூலத்தில் எங்களுக்கும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பச்சைக்கனி குடும்பத்தினருக்கும் பொதுப்பாதை பிரச்சினை இருந்து வந்தது சம்பவத்தன்று வீட்டு முன்பு சுத்தம் செய்து கொண்டிருந்த போது எனக்கும் முத்துலட்சுமிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் அவர் என்னை விளக்குமாறால் அடிக்க முற்பட்டார் இதனால் ஆத்திரம் அடைந்த நான் நான் வைத்திருந்த கத்தியால் முத்துலட்சுமியை வெட்டினேன் அவளது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர் இதனை அறிந்த நான் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டேன் போலீசார் என்னை கைது செய்துவிட்டனர் என்று அவர் தெரிவித்துள்ளார்